hello viewers welcome to W D இந்த வீடியோவில் என்ன பார்க்க உங்களுடைய மொபைல் ஃபோனில் வீடியோ எடிட்டர் பண்ணக்கூடிய கை மாஸ்டர் ஃப்ரீ எடுக்க போகிறோம் நோ வாட்டமார்க் அண்ட் குரோமாக்கிய வீடியோ லேயர் இது மூணும் இருக்கக்கூடிய ஒரு கை மாஸ்டர் மோட எடிட்டர் எடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முந்தைய பண்ணிட்டு நேரில் பெல்லைக்கனை அடிக்கி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வைங்க நாங்கள் பண்ணுற வீடியோவால் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்